வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபஸ்ட் மார்க்கெட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆனது ரைஸ் ஆகி இப்போ தேர்ட்டி த்ரீ செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இருந்தது அதாவது ப்ரீவியஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போனது செல் கால் தான் வந்து ட்ரேடிங் நடந்துச்சு அது ஒரு தேர்ட்டி த்ரீ செவன் தேர்ட்டி எயிட்டில் வந்துட்டு நல்லா டவுனில் போச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனால் ஒரு ஒன் மினிட் கழிச்சு அதாவது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டீன் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா thirty three seven seventy six point நைன்ட்டியில் பைக்கால் வந்திருக்கு நமக்கு டார்கெட்டும் ஃபஸ்ட் லைன் மேலே வந்து காட்டுது க்ரீன் கலரில் thirty three eight sixty one so இந்த மாதிரி டார்கெட்ஸும் நமக்கு வந்து வருது ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லெவன் டுவெண்ட்டிக்கு செல் கால் வந்துச்சு தேர்ட்டி த்ரீ செவன் தேர்ட்டி எயிட்டில் அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் ரிவர்ஸ் போனாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல டவுனில் இறங்கினது செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து வந்துச்சு அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து பைக்காலாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டு இதுவும் உங்களுக்கு வந்து பைக்கால் வந்திருக்கு fifteen thousand twenty three point நைன்ட்டியில் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா fifteen thousand sixty one point fifty காட்டுது ஸோ இதுவும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே அட் டைமில் ஆக்சுவலி கால் வந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரீசன் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனனால எல்லா பிரேக் அவுட்ஸு எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ பிரேக் அவுட் ஆனனால நமக்கு காலாக ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கால் அப்படின்றனால தான் வந்து க்ரீன் கலரில் வந்து ஓப்பன் ஆகுது அது ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் வந்துடும் அடுத்து இந்த பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் நமக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து செல்லிங் ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்ட் தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டி செல் பண்ண போகிறோம் ஸோ அடுத்த ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே இருக்கும் ஒன்ஸ் செல்லிங் ட்ரெண்ட் வந்தோன்னே நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆகும் அது எப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் ஆரம்பிக்கிற ஓப்பன் பாயிண்ட்லேயே வரும் நாங்கள் அதுவும் ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ கிடச்சிருக்க பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து கால் வந்து வந்திருக்கு ரெண்டும் பை கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது இன்னும் பெருசாக எந்த சைடும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பெரிய கேப் அப்புன்றனால அந்த ரேஞ்சிலே ஐ திங்க் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டார்கெட் எப்படி ரீச் அவுட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி நைன் ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு thirty three thousand eight sixty nine அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது நம்மளுடைய டார்கெட்டை விட ஒரு நாலஞ்சு பாயிண்ட் மேலே ரைஸ் ஆயிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது நைன் சிக்ஸ்டீனுக்கு ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ டைம் நைன் தேர்ட்டி ஆகுது ஸோ இப்படி தான் ஒரு லைவ் மார்க்கெட்டில் கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி நைன் சிக்ஸ்டீனுக்கு ஜென்ரேட் ஆனது நைன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகலை அந்த பையிங் பாயிண்ட்லேயே ட்ரேடிங் போச்சு அடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டக்குன்னு ஒரு பிக் கேண்டில் அதுக்கடுத்து கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் குயிக்காக ஃபார்ம் ஆகி மார்க்கெட் ரைஸ் ஆச்சு அப்படியே அந்த ஸ்பீட் கண்டினியூ ஆனனால இன்னமும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது thirty three eight eighty eight ninety இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மீன் ஒயில் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்ததுக்கப்புறம் கீழே போச்சு கீழே போனது fourteen thousand nine ninety five வரைக்கும் டவுன் போயிட்டு அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்துச்சு கொடுத்த ரெக்கவரி இப்போ பைக்கால் விட மேலே ஏறிட்டுருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஸோ நமக்கான டார்கெட் சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன் வரணுன்ட்டு ஸோ அது ரீச் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்றனால ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுது அதுவும் இல்லாமல் நிஃப்டியில் கொஞ்சம் செல்லிங் நடந்தனால கொஞ்சம் கீழே போயிட்டு வேற வருது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே இப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணுதுன்ட்டு நிஃப்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது லாஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸாக பேங்க் நிஃப்டி டார்கெட் அச்சீவ் பண்ணதுலேருந்தே கண்டினியூஸ் ரைசிங் ரைசிங்கில் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது ஸோ இப்படி தான் இன்றைக்கி நிஃப்டியில் நமக்கு ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணுச்சு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டி த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு ஆறு பாயிண்ட் இப்படி தான் ஏறிச்சு ஒவ்வொரு கேண்டிலும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிச்சு லாஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு படிக்கட்டு மாதிரி தான் ஏறிச்சு நல்லா ஏறிட்டு இப்போ நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் இன்றைக்கி நிஃப்டியில் நமக்கு ஜென்ரேட் ஆன கால் டார்கெட்டை ரீச் அவுட் கொடுத்துச்சு அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரைசிங் ஏறிக்கிட்டே இருந்துச்சு இப்போ டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா ரைஸ் ஆனது அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிலேருந்து டேர்ன் ஓவர் ஆச்சு டேர்ன் ஓவர் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நமக்கு செல் காலாக சேஞ்ச் ஆகுது செல் கால் இப்படி தான் உங்களுக்கு வரும் அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ரெட் கலரில் எல்லா கேண்டில்ஸும் ட்ரேடிங் வந்து போகும் இது நமக்கு செல் வந்தது வந்து thirty four thousand hundred and ஃபிஃப்டியில் வந்து செல்னு சொல்லி வந்திருக்கு பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரட்டுக்கு ஒரு ரெட் கலர் லைன் காட்டுது thirty four thousand sixty four பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுது அதுக்கு கீழே காட்டுற ரெட் கலர் லைன் வந்து செகண்ட் டார்கெட் மேலே காட்டுற லைன் வந்து ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதும் நமக்கு கால்ஸ் வந்து கிடச்சிட்டே தான் இருக்கும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி இதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே இதை பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு டுவெல் செவனுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆச்சு தேர்ட்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டியில் அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே மேலே கீழேன்னு ட்ரேட் ஆனாலும் ஒரு ஒன் ஓ கிளாக் தான் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் காலையிலே ஜென்ரேட் ஆச்சுல அதான் பைக் கால் அப்போலேருந்தே கண்டினியூஸ் ரைசிங் தான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது நல்ல செகண்ட் டார்கெட்லாம் தாண்டி thirty four one thirty two fifty வரைக்கும் போயிட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட் மார்க்கெட்டில் கால்ஸ் சேஞ்ச் ஆகும் போது ஒவ்வொரு தடவையும் நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் நம்ம ட்ரெண்டு மாறினாலே போதும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் மாறும் கேண்டில் கலர் மாறுறதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா என்ன கால்ஸும் அப்படியே நமக்கு வந்து வந்துடும் நம்ம டெய்லி ஜஸ்ட் இதை பார்த்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இது thirty three thousand call option காட்டுறோம் ரொம்ப டீப்பான இந்த money so thousand two seventy நைனில் செல்லுன்னு காட்டுது கால் ஆப்ஷன்றனால நமக்கு அப்படியே செல் காட்டுது பட் நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தால் நம்ம வந்து அதில் பை பண்ணிக்கலாம் ஸோ செவன்ட்டி நைனில் வந்த கால் பார்த்தீங்கன்னா ஒரு twenty point thirty point reverse போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வரைக்கும் மோர் தென் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை கால் காட்டுது இது இன்றைக்கி மே டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்தது thirty three thousand call option இந்த மணி ஓகேங்களா ஸோ இது மந்த்லி ஆக்சுவலி ஸோ அதனால தான் உங்களுக்கு தௌசண்டில் வந்து காட்டுது வீக்லியும் பண்ணலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஏன் இந்த மணி ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மணியில் நல்ல மூமெண்ட் இருக்கும் ஃப்யூச்சரில் இருக்க அதே மூமெண்ட்ஸ் உங்களால் இந்த மணியில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதுக்காண்டி தான் இந்த மணி ஷோ பண்ணுறோம் பட் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணி அதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா மூமெண்ட் வந்து குறைஞ்சே ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் டார்கெட் அச்சீவ் பண்ணுதுன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதே இந்த மணினா மேக்ஸிமம் அது செவன்ட்டி பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க ட்ரை பண்ணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே பார்த்து ஓனாக நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ